welcome to cook with DD channel இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி எம்எஸ் தோனியோட பர்த்டே அதுக்கு ஸ்பெஷல் ரவா கேசரி நான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே முந்திரி பருப்பு அப்புறம் உலர்ந்த திராட்சை இதை நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதோட ரவை ரவையை வந்து நெய்யில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன் இப்போ நம்ம நெய்யில் இப்படி ரவையை நல்லா வறுத்து எடுத்தோம்னா நல்லா கேசரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து நான் மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட போகிறோம் அப்புறம் கொஞ்சம் ஆயில் இப்போ நம்ம வந்து கலருக்காக ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு கலர் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்காமலும் பண்ணலாம் இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கிற போகிறோம் இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ரவையை கட்டி சேர விடக்கூடாது இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ரவை நல்லா வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு இப்படி நம்ம நல்லா இதை விட்டுக்கணும் பாருங்கள் ரவை கட்டி சேராமல் நல்லா வந்திருக்குது ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் சுகர் எனக்கு தேவையான அளவு சேர்த்துக்கே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கேசரி நல்லா இருக்காது அவையும் வேகாது இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கரலாம் இதோட எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நம்ம இப்படி கிளறி வைக்கலாம் ஃபைனலாக நான் வந்து நெய்யை வந்து சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூடாக சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு தலைதோனி பர்த்டேக்காக நான் இந்த ஸ்பெஷல் கேசரியை பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ